வணக்கம் வித்தவுட் பர்மிஷனில் கொடுத்துருக்கிற பிடிஎஃப் ஃபைலில் கூகுள் ட்ரைவ்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியாது அந்த ஃபைலை டவுன்லோடும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபைல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவில் இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது ரெண்டு ஆப்ஷன் வராது ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் இதில் டேரெக்டாக ப்ரௌசரில் போய் ப்ரிண்ட் கொடுத்தீங்கனாலும் ப்ரிண்ட் ஆகாது ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு மோர் மோர் டூல்ஸ் அப்படிங்கிறத போய் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லை கன்சோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கன்சோல்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் இண்டிகேஷனில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் கோடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த அந்த கோடிங்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ லெட் ஜேஎஸ்பி பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுலேருந்து அதை முடிய வரலாம் காப்பி பண்ணிவிட்டு ஓகே கால் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த எத்தனை பேஜை நம்ம வியூ பண்ணியிருக்கோமோ அத்தனை பேஜ் மட்டும்தான் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும் ஸோ அதனால் எல்லா பேஜுமே பதிமூணு பேஜ் இருக்குன்னா பதிமூணு பேஜுமே கடைசி வரலாம் வியூ பண்ணிடணும் ஸோ வியூ பண்ணதுக்கப்புறம் ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்னா பதிமூணாவது பேஜில் வச்சுட்டு ஸோ இங்கே அந்த கோடிங்ஸில் கடைசியில் என்ன வச்சுட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபைல் இமேஜாக கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸும் இருக்கும் ஸோ இதை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்களை ஷேர் பண்ணுறதும் பண்ணிக்க முடியும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிடிஎஃப் ஃபைலை வித்தவுட் பர்மிஷன் டெவலப் பண்ண முடியும் நன்றி